சில பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்புறம் பாருங்க ஓகே ஆ எங்கள் ஸ்கூலில் படிக்கும்போது எனக்கு ட்ராமாவில் ஏதாவது ஆக்டிங் பண்ணோம்னா ரொம்ப இஷ்டம் அப்போது ஒரு நாள் என்ன பண்ணாங்கன்னா நாடகம் போட்டோம் நாடகத்தில் நான் எனக்கு அனுமான வேஷம் கொடுத்தாங்க ரெண்டு ரெண்டு மூணு ஸ்கூல் காம்படிஷன் இது எல்லா ஸ்கூலும் அங்கே வந்தது கடைசியில் எங்கள் நல்லா வேஷம் போட்டது யார் தத்ரூபமாக நல்லா இருந்தது யாருன்னு கேட்டால் என்னையை தேர்ந்தெடுத்திருந்தாங்க அனுமானம் வச்ச என்னைய ஆக்சுவலி மேக்கப் போட்டவர் எல்லாருக்கும் போட்டவங்க நான் வந்துக்கிட்டு மேடையில் ஏறி ஐயா இது எனக்கு கிடைக்கிறத விட எனக்கு மேக்கப் போட்டவர் தான் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னேன் அவரும் சரின்ட்டு மேலே வந்தார் உண்மையிலே என்னென்னு கேட்டால் அன்றைக்கி உங்களுக்கு மேக்கப் போடும்போது என்கிட்ட பவுட்ரு எதுவும் இல்லை கர்ச்சிப்பு மட்டும் இல்லை தொடச்சி விட்டு வாழை மட்டும்தான் ஒட்டி விட்டேன் பாக்கி நீங்கள் அப்படியே தான் இருந்தீங்க அதனால் இது உங்களுக்கு தான் சேரணும்ட்டார் அப்போதான் தெரிஞ்சது என் மூஞ்சி அனுமார் மாதிரி இருக்குங்கிறது சரிங்களா அப்புறம் வீட்டில் நடக்கிற நகைச்சுவையெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும் பையங்க பண்ணுறது சின்ன பையங்க பெரிய பையங்க பண்ணுறதுலாம் ரொம்ப ஜாலியாக இருக்கும் இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னால் ஈரோடு போயிருந்தேன் ஊர்லேருந்து ஒய்ஃபு பிள்ளைங்கள்லாம் வந்துருந்தாங்க அங்கே ஒரு வீட்டில் இருந்தேன் அங்கே ஹாலும் பாத்ரூமும் அரை அடி ஹைட்டு டைல்ஸ் எல்லாமே எனக்கு நான் காலையில் ஒரு ஏழு மணி இருக்கும் பையன் சின்ன பையன் வெளியில் உட்காந்துருக்கு டீ குடிச்சிட்டு இருக்கான் ஹாலில் பெரிய பையன் உள்ளே இருக்கிறான் பெட்டில் நான் பாத்ரூம் போயிட்டு கீழே வரும்போது என்னாச்சுன்னா ஸ்லீப் ஆயிடுச்சு எனக்கு அந்த இது தெரியல லம்புன ஒன்று லம்பக்கூடாதுங்கிறதுக்காக ஜன்னலை பிடிச்சேன் கம்பியை கம்பியை ரெண்டு கைட்டு பிடிச்சிட்டு நான் அப்படி யாரும் பார்க்குறாங்களான்னு பார்த்தா என் சின்ன பையன் என்னை பார்த்துட்டான் என்னை பார்த்துட்டு அப்படியே நம்மட்டு சிரிப்பு சிரித்தான் அப்படின்னு நான் அவன்கிட்ட நான் வலுக்கி விழுகலன்னு சொல்லுங்கிறதுக்கா தம்பி ஒர்க் அவுட் இப்படி தான் காலையில் எழுந்திரிச்சோன்னா பண்ணணும்னே ஒர்க் அவுட் சொன்னோன்னு அவன் ஒன்றும் சொல்லலை அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து உள்ளே போனான் அவங்க அண்ணன்கிட்ட போய் பேசுகிறான் ஏ சூர்யா ஒரு நாலு நாள் நமக்கு இன்னும் ஒரு லீவ் கிடச்சிருக்குண்டா ஜஸ்ட் மிஸ்ஸு அப்பா கீழே விழுந்தா கை உடஞ்சிருக்கும் நாலு நாள் இன்னும் லீவ் கிடச்சிருக்கும் அப்படிங்கிறான் சப்பிளாக பேசுகிறாங்க எவ்வளோ ஜோக் இருக்குன்னு பாருங்கள் நாலு பேர் நம்ம எது சொன்னாலும் கேட்கவே மாட்டாங்க அது யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மற்றவங்க எல்லாருமே கேட்பாங்க ஒரு நாலு பேர் வந்து யார் எது சொன்னாலும் கேட்கவே மாட்டாங்க ஒன்று நம்ம பெற்றது இன்னும் ஒன்று நம்மளை பத்தது இன்னும் ஒன்று நமக்கு வந்தது நாலாவது நம்ம நம்ம நம்ம பேச்ச கேட்க மாட்டோம் நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கேவும் சில இது நம்ம சொல்லுவோம் அப்படி செய்வோம் அப்படி செய்வோம்னு நினப்போம் கடைசியில் அது முடியாது செய்யவும் முடியாது எங் இப்போ எனக்கு கல்யாணம் கல்யாண வயசாகிடுச்சு இருபத்தாறு வயசு மிலிட்ரியிலேருந்து வந்திருக்கும் போது எங்கள் அப்பாக்கிட்ட சொல்ல முடியாது அவர் கொஞ்சம் பெரிய மனுஷன் ஊரில் எங்கள் அம்மாக்கிட்ட தான் சொல்ல முடியும் ஏம்மா இந்த மாதிரி எனக்கு சாப்பாடு அங்கே மெஸ்ஸில் சேர மாட்டேங்கு எனக்கு கல்யாணத்தை முடிச்சு வைங்கம்மான்னு சொல்ல முடியல பட் நான் சாடமாடியே சொல்கிறேன் ஏம்மா எப்படியாவது பாருங்கள் என் கூட இருந்தவங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சு அவங்க எல்லாருமே கல்யாணம் ஆயிடுச்சுமான்னு சொன்னேன் அம்மா இருந்துக்கிட்டு ஏன்டா என்ன இப்போ அவசரம் இருபத்தெட்டு வயசில் ஏன்டா இப்போ என்ன அவசரம் அப்படிங்கிறாங்க நான் இருந்துக்கிட்டு இதுக்கு மேலே என்னங்க சொல்லுவோம் இப்போ மாதிரியெல்லாம் கிடையாது நான் லவ் பண்ணுற காதலிக்கிறேன் அப்படிலாம் சொல்ல முடியல எங்கள் வீட்டில் எங்கள் ஐயா கிட்டே சொல்ல முடியாது ஏன்னா ஐயான்னு சொல்கிறது எங்கள் அப்பாவை அப்புறம் இருந்துக்கிட்டு என்னாச்சுன்னா எங்கள் அம்மாக்கிட்ட சொன்னேன்னா எம்மா சாப்பாடு சரியில்லை ஏதாவது ஒரு பார்ட்டியை ரெடி பண்ணுங்கம்மா கல்யாணத்தை முடிச்சு வச்சு கொண்டு அப்படிங்க அம்மாட்ட சொல்லியாச்சு எங்கள் அம்மா இருந்துக்கிட்டு அன்றைக்கி ஈவினிங் எங்கள் அப்பாட்ட சொல்கிறாங்க ஏனுங்க தம்பி சின்னவன் என்ன சொல்கிறான் அவனுக்கு சாப்பாடுக்கு ப்ராப்ளமா சரி ஓகே நான் ஏற்பாடு பண்ணிட்டேன் அப்படின்ட்டார் எனக்கு நான் மனது சந்தோஷம் தாங்க முடியல ஆஹா அப்பா நம்ம கல்யாணத்தை முடிச்சு வச்சுருவார் போல இருக்கே அப்படின்ட்டு மறுநாள் சாயங்காலம் எங்கள் ஐயா கிட்டே போய் கேட்குறேன் எம்மா அம்மா அண்ணன் எல்லோரும் இருந்தாங்க ஈவினிங் டைம் எங்கள் அம்மாட்ட போய் கேட்டேன் என்னம்மா அப்பா என்னமோ சொன்னாரன்னா எங்கள் ஐயா சொல்கிறாருங்க எங்கள் அம்மாவை கூட்டு போய் சொல்லு அவங்க அம்மாவை எங்கள் பாட்டியை எண்பத்தேழு வயசு அவனுக்கு சாப்பாடுக்கு தானே ப்ராப்ளம் எண்பத்தேழு வயசு அந்த பாட்டியை கூட்டு போங்க அப்படிங்கிறாங்க நான் அவங்கள கூட்டு போய் என்ன செய்ய இப்படியெல்லாம் இருக்குது சிரிப்புங்கிறது எல்லா இடத்துலையும் இருக்குது அப்புறம் ஒரு ஸ்கூல் பள்ளியிடத்தில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ஜோக் இருக்குது ஸ்கூலில் ஒரு ஸ்கூலு அந்த ஸ்கூலுக்கு இன்ஸ்பெக்ஷனுக்கு ஒரு சார் வராங்க ஒரு பையனை எழுப்புறாங்க தம்பி ஜனகனின் வில்லை ஒடித்தது யார் பையன் என்ன மாதிரி சத்தியமாக நான் ஒடிக்கல சார் அவர் சொல்கிறாரு வாத்தியாரை பார்த்து கிளாஸ் டீச்சரை பார்த்து என்ன சார் பையன் நான் இப்படி சொல்கிறீங்க ஜனகன் வில்ல ஒடிச்சிருந்தியான்னு ஒரு சிம்பிள் கேள்வி கேட்குறேன் அவன் நான் ஒடிக்கல சாருங்கிறானே அவர் சொன்னாரான் இல்லை சார் பையன் நல்ல பையன் அப்படியெல்லாம் ஒடிக்க மாட்டான் நீங்கள் தப்பாக பேசுகிறீங்கன்னு உடனே அவர் அங்கேருந்து நேராக எங்கே போகிறாரு எச்எம் ரூமுக்கு போகிறாரு கிட்ட போயிட்டு சொல்கிறாரு சார் பையன் ஜன் பையன்கிட்ட கேட்டேன் ஜனகன் வில்ல உடைச்சது யாருன்னு கேட்டால் பையன் நான் ஒடிக்கலைங்க சார் இருந்துக்கிட்டு அவன் நல்ல பையன் சொல்கிறாரு சார் இல்லை சார் அந்த பையன் போய் சொல்லுவான் சார் அவன் உடச்சிருப்பான் உடச்சிருப்பான் அப்படிங்கிறாரு இவருக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு சரி உடச்சிருப்பானா அப்போ சரி இது என்ன இது சரி இருக்காதுன்ட்டு அவர் ரொம்ப டென்ஷன் ஆகி அவர் டி ஓட்ட போகிறாரு அவங்க பெரிய சீஃப் ஆஃபீஸர்கிட்ட போய் ஓட்ட சார் இந்த மாதிரி என்ன சார் இவ்வளோ டென்ஷனாக இருக்கீங்க என்னாச்சு இன்ஸ்பெக்ஷன் போயிட்டு வந்தது என்னாச்சுன்னு கேட்குறாங்க சார் இந்த மாதிரி போயிட்டு வந்தேன் ஜனகன் வில்ல உடைச்சது யாருன்னு கேட்டால் இப்படி இப்படியெல்லாம் சொல்கிறாங்க சார் அப்படின்னோடனே அந்த DO chief chief education officer சொன்னாராம் இப்போ வர்ற சாமான்கள்லாம் தரம் சரியாக இருக்காது சார் அது உடையத்தான் செய்யும் இவர் ரொம்ப டென்ஷன் ஆகி வீட்டுக்கு போகிறாரு வீட்டுக்கு போன உடனே அவங்க மாட்ட சொல்கிறாரு மாட்ட சொல்கிறாரு என்னம்மா இப்படி ஏன் இப்படி உதாசீனமாக இருக்கீங்கன்னு கேட்குறதுக்கு இந்த மாதிரி ஜனங்கள் உள்ள உடச்சது யாருன்னு கேட்டால் இப்படி எல்லாமே பேசுகிறாங்க என்னால் ஒன்றும் செய்ய முடியல அப்படிங்கிறார் உடனே அவங்க சொன்னாங்களாம் ஜனங்கள் உள்ளது பக்கத்து தெருவில் இருக்கிற குப்புசாமி அண்ணன் அவங்க மேடையில் மேடை நாடகத்தில் அவங்க நடிச்சிருக்கிறாங்க ராமரா இப்படி ஜோக்குங்கிறது எல்லா இடத்துலையும் இருக்குது மனசில் இருக்கிறத வெளியே கொட்டிருங்க கவலையை பகிர்ந்துக்கிட்டோம்னா குறையும் சந்தோஷத்தை பகிர்ந்துக்கிட்டோன்னா இன்னும் அதிகமாகும் நன்றி வணக்கம்